hello friends welcome to fine day channel இன்றைக்கி நான் வந்து ஆட்டுக்கால் சூப் வைக்க போகிறேன் அதுக்காக நான் வந்து ஒரு ஆட்டோட கால் வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து தீச்சி கொடுத்துருந்தாங்க ஒன்றும் தண்ணியில் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு கத்தியில் போட்டு மேலே சுரண்டோம்னா அந்த கருப்பெல்லாம் வந்துடுங்க அதுக்கு அந்த மாதிரி கருப்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை தலை ரெண்டு நிறைய போட்டோம்னா கருவேப்பிலை கசந்துரும் கசப்பு வாசடிக்கும் அதனால் ரெண்டு கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வரும் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அது ஃப்ளேவர்க்காகன்றதுனால கட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன் இது நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் இது சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு பட்டை காய்ச்சிக்கலாம் பட்டை பொறிஞ்ச உடனே பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் மிளகாத்தூள் எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்கலாம் கொத்தமல்லி தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது எண்ணெயில் வதங்கிடுச்சு வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம இதில் போட்டுக்கலாம் ஆட்டுக்கால்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஆட்டுக்காலை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க இந்த ஆட்டுக்கால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு நான் இதில் வந்து ஒரு ரெண்டு லிட்டருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இது கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் பேனோட மூடி போட்டுட்டு நான் ஒரு எட்டு பத்து விசில் வச்சுக்க போகிறேங்க அந்த விசில் வந்து ஒரு விசில் மட்டும் ஹையில் வச்சுட்டு மிச்சது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் விட்டுக்க போகிறேன் பத்து விசில் வந்து முடிஞ்சிருச்சுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சது அடுத்தது நான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு இதை அப்படியே ஒன் ஹவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுற போகிறேங்க ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு மணி நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு நம்ம இப்போ இந்த வெயிட்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோங்க சூப் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு இந்த எலும்பெல்லாம் நல்லாவே குழஞ்சி மாவு மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இதில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு சோம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் கடைசியாக ஆட் பண்ணிட்டேன் கரம் மசாலாவும் சோம்பும் நல்லா வறுத்து தான் பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால அது பச்சை ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காதுங்க இப்போ நான் இதை அப்படியே ஒரு கொடி வந்துடுங்க பெப்பர் போட்டு ஆஃப் பண்ணிக்க போகிறேன் பெப்பர் தூள் போட்டு அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் சின்ன பசங்களுக்குலாம் காரமாக சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அதனால் வந்து இதுக்கு மட்டும் கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம் எடுத்து வச்சதுக்கு கொஞ்சமாக பெப்பர் போட்டுட்டு இதுக்கு நம்ம கொஞ்சம் காரமாக வேணுங்கிற அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம் இப்போது சூப் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்